வணக்கம் இப்போ நாம் natural gas five minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மே செவன்டீன்த் மார்க்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆகிட்டு டூ டுவெண்ட்டி ஒன் எயிட்டியில் ட்ரேடிங் போகிறது ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக செல் கால் இருந்தது பைக்காலாக சேஞ்ச் அவுட் ஆகிருக்கு ஸோ பைக்கால்ன்றனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்திருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் செல் கால்ன்றனால அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேயே வந்து ரெட் கலரில் ஒரு செவன் ஓ கிளாக் அப்புறமா செல் கால் வந்துச்சு டூ எயிட்டீன் டெனில் அது நல்லா டூ சிக்ஸ்டீன் வரைக்கும் இறங்கியிருக்கு செல் கால்ன்றனால கேண்டில்ஸ்லாம் ரெட் கலரில் இருக்கும் பைக் கால்னால் கேண்டில் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலர் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கேண்டில் கலர் ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸ் ஆயிரும் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிற பாயிண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆயிரும் இப்போ உங்களுக்கு கால்ஸ் வருதுனாலும் அந்த ஓப்பன் பாயிண்ட்லேயே பக்கத்துலேயே வந்து வந்துடும் என்ன பாயிண்ட்டுன்ட்டு ஒரு லைன் வரும் அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஆரட்டுக்கு ஒரு க்ரீன் கலர் லைன் செகண்ட் ஆரட்டுக்கு அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் லைன் ஸ்டாப் லாஸ்னால் அதுக்கு கீழே ரெட் கலர் லைன் இந்த மாதிரி கால்ஸ் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கும் எப்போல்லாம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற ஒவ்வொரு தடவையும் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி நமக்கு வந்து கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ natural gas five minute chart பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு இன்றைக்கி வந்த பைக்கால் டூ டுவெண்ட்டி ஒன் எயிட்டியில் வந்தது அதுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இப்போ நமக்கு டூ டுவெண்ட்டி ஒன் எயிட்டியில் வந்த அந்த பைக்கால் டூ டுவெண்ட்டி டூ எயிட்டி போகுதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எப்படி இந்த கால் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணலான் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நேச்சுரல் கேஸில் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நாம் வந்து பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகுது நமக்கு மார்னிங்கில் நயன் ஃபைவ்க்கு nine o'clock market open ஆச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கால் ஜென்ரேட் ஆச்சுல அப்போ ஜென்ரேட் ஆன கால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுது டூ டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸ் ஆகிருக்கு நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது டூ டுவெண்ட்டி ஒன் எயிட்டியில் அதுக்கடுத்து ஃபுல்லாக அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போச்சு பை ஆனது அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது அதாவது செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நமக்கு ஒரு ஒரு பாயிண்ட் மேலே வந்து ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அதுக்கு ப்ரீவியஸாக வந்தது அதுக்கு previous day sell call two eighteen டெனில் வந்துச்சு செவன் ஓ கிளாக் நைட்டு போல் வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் டேரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி இறங்குச்சு இது உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஷார்ட்டில் தான் ஷோ பண்ணுறோம் இதில் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது ஒரு தடவை ஒரு ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டுன்னு வந்துருச்சுன்னா அடுத்த தடவை செல்லிங் ட்ரெண்ட் தான் வரும் ஒரு பை கால்னா அடுத்த கால் செல் கால் அந்த மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட்டும் வந்து பண்ணும் so next trend sell call selling trend change ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அது செல்லிங் ட்ரெண்டுக்காண்டி ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்துட்டு செல் கால்னு நமக்கு அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பைக்கால் வந்தது டூ டுவெண்ட்டி ஒன் எயிட்டியில் வந்த பைக்கால் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே அன்றைக்கி ஃபுல் டே பாசிட்டிவாக இருந்துட்டு இன்றைக்கி மே எயிட்டீன்த் செல் காலாக சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு டூ டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன்ட்டியில் செல் கால் ஒரு டென் ஓ கிளாக் அப்புறமா வந்திருக்கு மே எயிட்டீன்த்து அப்போ வந்த செல் கால் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே டவுனில் இறங்கியிருக்கு இறங்கினது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டூ டுவெண்ட்டி செவன் சிக்ஸ்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு அதாவது செகண்ட் ஆர்ட் கிட்டக்க வரைக்கும் நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் நம்ம வந்து பையிங் ட்ரெண்ட் அப்படின்றனால மே செவன்டீன்த் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் அவுட் ஆச்சுல அது இன்றைக்கி மே எயிட்டீன்த் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டுன்றனால ரெட் கலரில் வந்து வந்திருக்கு ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் அப்புறமா வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் வந்து நம்ம பையிங் ட்ரெண்டுன்றனால க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் பார்த்தோம் செல்லிங் ட்ரெண்ட்னா நமக்கு ரெட் கலரில் கேண்டில்ஸ் வந்து வரும் ஸோ இப்போ செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே தான் இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே பார்த்து ஓனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ